வணக்கம் ஓம் சிவோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா மகாபாரதம் சொல்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருந்தாலும் இந்த மகாபாரதத்துலேருந்து நம்ம படித்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது இந்திய பாரதத்தோட இரண்டு இதிகாசங்களில் ஒன்று வந்து மகாபாரதம் இன்னொன்று ராமாயணம் இந்த இரண்டு இதிகாசங்கள்லேயும் மிக நீண்ட இதிகாசம்னு பார்த்தோம்னா அது மகாபாரதம் தான் நவீன இந்து சமயத்தோட முக்கிய நூலான பகவத்கீதை கூட இந்த மகாபாரதத்தோட ஒரு பகுதி தான் இந்த மகாபாரதம் எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தோன்னா பாண்டு திருதராஷன் அப்படின்ற இரு சகோதரர்கள் மற்றும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு இடையே ஏற்பட்ட போர் பிரச்சனைகளை பற்றி பேசுகிறது தான் இந்த மகாபாரதம் மனுஷ வாழ்க்கையில் ஒருத்தன் வந்து ஒழுக்கத்தோடையும் அறநெறியோடையும் வாழ்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படி அந்த ஒழுக்கம் மற்றும் அறநெறியோட முக்கியத்துவத்தை சொல்கிறது தான் இந்த மகாபாரத கதையோட நோக்கம் மனுஷன் எப்பயுமே தர்மத்தின் வழியில் சென்று நேர்மையாக நடந்து அவன் நினச்சதை சாதித்து வெற்றி பெறணும் அப்படிப்பட்ட வெற்றியில் தான் அவன் மகிழ்ச்சி அடையணும் அப்படிப்பட்ட மகிழ்ச்சி தான் உண்மையான மகிழ்ச்சி அப்படி நம்ம தர் அப்படி நம்ம தர்மத்தோட வழியில் நடந்து போகும்போது பல தர்ம சங்கடங்கள் ஏற்படும் அதையெல்லாம் கொஞ்சம் கூட மதிக்காமல் தீய எண்ணங்களை மனசால கூட நினைக்காம நம்ம நம்ம சென்று அடைய வேண்டிய இடத்தை வந்து தர்ம வழியிலேயே சென்று அடையணும் அப்படின்றத வலியுறுத்துறது தான் இந்த மகாபாரதம் அதனால தான் இந்த காவியத்தை பாரத மகாகாவியம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காவியத்தை கதையை மட்டும் வாசிக்கிறது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஆறு மாத காலம் போதும் ஆனால் இதனுடைய கவித்துவ அழகு அற சிந்தனைகள் இலக்கிய சிந்தனைகள் பண்பாட்டு சிந்தனைகள் சொல் பொருள் அழகு அதை எப்படி வந்து வியாசர் கையாண்டிருக்காரு அப்படின்றத ஆழ்ந்து படித்து ரசித்து அதை உணரணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்நாள் கூட இதுக்கு பத்தாது அப்படின்னு அறிஞர்கள் சொல்கிறாங்க சரி அப்படி என்ன தான் இந்த மகாபாரதத்தில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆசான்கள் அவமதிச்சா என்னாகும் பெண்மையை மதிக்காமல் சூறையாடணும்னா என்னாகும் வினை விதைப்பவனோட விதிப்பயன் என்ன தீய இடத்துல இருக்கிற நல்லவனோட கதி என்ன அப்படின்னு பலதரப்பட்ட மனிதர்களை வந்து இந்த மகாபாரதம் வந்து பேசியிருக்கு நம்மளோட வாழ்வியலில் எளிமையான புரிதல் ஏற்படணும் அப்படின்னா இந்த மகாபாரத காவியத்தை வாசித்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மகாபாரதம் அப்படின்றது ஒரு பெரிய நீண்ட கதை இல்லை ஒரு குட்டி குட்டி கதைகளோட தொகுப்பு இந்த குட்டி குட்டி கதைகள் வந்து ஒன்றோட ஒன்று தொடர்புடையது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட குட்டி குட்டி கதைகளை ரொம்ப ஆர்வமாக எளிமையாக பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள நம்ம நேயர்கள் வந்து கேட்டுட்டு அதை வந்து உணர்றதுக்காக தான் இந்த முயற்சி நாங்கள் எடுத்திருக்கோம் அதனால இந்த முயற்சிக்கு உங்களோட இடைவிடாத ஆதரவை நாங்கள் எதிர்பார்க்குறோம் உங்களோட தொடர் ஆதரவு தான் எங்களை இன்னும் புது புது முயற்சிகளில் ஈடுபட வைக்கும் சரி வாங்க இப்போ வந்து மகாபாரதத்தை எழுதிய வேத வியாசரை பற்றி பார்க்கலாம் இந்த இதிகாசங்களை நம்ம வந்து எதோடு ஒப்பிடலாம் அப்படின்னா பெருங்கடலோடு ஒப்பிடலாம் பெருங்கடலை எப்பயுமே யாராலையுமே அளவிட முடியாது மனுஷன் வந்து அவனோட மூளைக்கு எட்டினாப்புல இதோட ஆழம் இப்படி இதோட அகலம் இப்படி இதுக்குள்ளே இந்த உயிரினங்கள்லாம் இருக்குதுன்னு அறிவியல் தனமாக சொல்கிறது அவன் நம்மளோட மூளைக்கு எட்டின வரைக்கும் தான் ஆனால் அதற்கும் மேலே சில விஷயங்கள் இருக்குது பெருங்கடலை எப்பயுமே யாருமே அளவிட முடியாது அப்படின்றது தான் உண்மை அதே போல் இந்த இதிகாசங்களை வந்து எப்பயுமே முழுசாக படித்து முடிக்க முடியாது அப்படின்றது தான் அறிஞர்கள் கருத்து முழுசாக படித்து முடிக்க முடியலைனாலும் அதனுடைய சாராம்சம் என்ன அப்படின்றத மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கறது தான் இந்த முயற்சியோட நோக்கம் ரிக் யஜூர் சாம அதர்வன வேதங்களை சாதாரணமாக படித்து வந்தவங்க கூட இந்த மகாபாரதத்தை படிக்கிறதும் புரிஞ்சுக்கிறதும் அவ்வளோ எளிமையான விஷயம் இல்லை அப்படின்னு அறிஞர்கள் சொல்கிறாங்க அப்படிப்பட்ட இந்த காவியத்தை எழுதினவர் யாருன்னு பார்த்தோன்னா வேதவியாசர் இந்த வேதவியாசர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கதையில் வரக்கூடிய கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் கொள்ளுத்தாத்தா முறை ஆகுது அதாவது தன்னுடைய கொள்ளு பேரன்களை பற்றியே ஒரு இதிகாசம் படைச்சிருக்காரு அப்படின்றது தான் உண்மை இப்படி இவ்வளோ சிறப்பு பெற்ற இந்த மகாபாரதத்தை எழுதிய வியாசரோட பிறப்பின் வரலாறை இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த வியாசரோட தந்தை பேர் என்ன அப்படின்னா பராசர மகரிஷி இவங்களோட தாயார் பேர் என்ன அப்படின்னா சத்தியவதி இந்த பராசர மகரிஷி வந்து ஒரு பெரிய முனிவர் நல்ல எழுத்தாளர் இவர் தான் வந்து தமிழில் முதல் புராணமான விஷ்ணு புராணத்தை இயற்றியவர் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களோட தாயார் சத்தியவதி அப்படின்றவங்க ஒரு மீனவ பெண் எப்படி ஒரு முனிவருக்கும் மீனவ பெண்ணுக்கும் திருமணமாச்சு அந்த திருமணத்தின் மூலம் பிறந்த இந்த வேதவியாசர் இவரும் எப்படி முனிவரானார் அப்படின்றது தான் இந்த கதை சொல்லுது ஒரு தடவை இந்த பராசர மகரிஷி என்ன பண்ணுறாரு அப்படின்னா யமுனை நதிக்கரையோட ஓரத்தில் நின்று இந்த நதிக்கரையிலேருந்து அந்த நதிக்கரைக்கு கடந்து செல்கிறதுக்காக காத்திருக்கிறாரு அப்போ ஒரு மீனவ பெண் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட மரப்படகில் வந்து இவர் மாதிரியே இருக்க மற்ற பயணிகளை வந்து ஏற்றிட்டு இந்த கதையில் இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு கொண்டு போய் விடுறாங்க இந்த சத்தியவதி அப்படின்ற மீனவ பெண்ணை பார்த்தோன்னே நம்ம பராசர மகரிஷி காதல் வயப்பட்டுறாரு அந்த பெண்ணின் பால் ஒரு ஈர்ப்பு வந்துடுது இதை எப்படி அவங்கக்கிட்ட சொல்கிறது அவங்க அவ பராசர மகரிஷி தன்னோட ஆசையை எப்படி ஒரு மீனவ பெண்கிட்ட சொல்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காரு அந்த இடைவேளையில் வந்து இருந்தவங்க எல்லாரும் இந்த ஆற்றங்கரையிலேருந்து அந்த ஆற்றங்கரைக்கு போயிடுறாங்க கொண்டு போய் விட்டுட்டு சத்தியவதி வந்து திருப்பி இந்த ஆற்றங்கரைக்கு வந்துடுறாங்க இங்கே பராசர மகரிஷி நிற்கிறாங்க அப்போது பராசர மகரிஷி தன்னோட மனசில் நல்ல தைரியத்தை வரவழைச்சிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சத்தியவதி கிட்ட என்னையும் கொண்டு போய் அந்த நதிக்கரையில் விட்டுருங்க அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு பேரும் வேறு யாரும் இல்லை இவங்க ரெண்டு பேரும் மட்டும் படகுல பயணம் செஞ்சு போகிறாங்க அப்போ ரெண்டு பேரும் ஆற்றின் நடுப்பகுதியில் இருக்கும்போது நம்ம பராசர மகரிஷி அவரோட ஆசையை வந்து நம்ம சத்தியவதி கிட்ட சொல்கிறாங்க சத்தியவதிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல முதல்ல மறுக்கிறாங்க தயங்குறாங்க அப்புறம் ஒரு கட்டத்தில் நம்ம பராசர மகரிஷியின் வற்புறுத்தலின் பேரில் வந்து ஒத்துக்கிறாங்க ஆனால் அவர்கிட்ட நாலு நிபந்தனைகள் விதிக்கிறாங்க என்னென்ன நிபந்தனை அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும் போது நம்மளை யாரும் பார்க்கக்கூடாது இதுதான் முதல் நிபந்தனை இது பராசர மகரிஷிக்கு பெரிய விஷயமா தெரியல சரின்னு சொல்லிடுறாரு ரெண்டாவது நிபந்தனை என்னோட உடம்புலேருந்து வர்ற மீன் நாற்றம் வந்து வாசனையாக மாறணும் இதுவும் பெரிய விஷயமா தெரியல பராசர மகரிஷி மகரிஷிக்கு அதுக்கும் சரின்னு சொல்லிடுறாரு மூன்றாவது நிபந்தனை நான் வந்து உங்களோட ஆசையை நிறைவேற்றினாலும் நான் கற்புள்ள பெண்ணாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நாலாவது நிபந்தனையாக நம்ம ரெண்டு பேரும் சேர்றதுனால பிறக்கக்கூடிய குழந்தை வந்து என்ன மாதிரி ஒரு மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவங்களா இல்லாமல் உங்களை மாதிரி ஒரு பெரிய முனிவராக வரணும் அதுக்கு நீங்கள் தான் சே வழிவகை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நாலு விஷயமுமே பராசர மகரிஷிக்கு பெரிய விஷயமா தெரியல அவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படின்றனால ததாஸ்து அப்படின்னு சொல்லிடுறார் அதாவது அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சத்தியவதிக்கும் இதில் எந்த பிரச்சனையும் இல்லை இரண்டு பேரும் ஒரு தீவுக்கு போகிறாங்க அன்னைக்கு ஒரு நாள் இல்லற வாழ்வை நடத்துகிறாங்க அந்த சத்தியவதி அந்த பெண்மணி கேட்ட மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கிறது யாரும் பார்க்கல இவங்களோட மீன் நாற்றம் வந்து வாசனையாக மாறிடுது இவங்க அவரோட விருப்பத்தை நிறைவேற்றினாலும் கற்புள்ள பொண்ணாகவே இருக்கிறாங்க அவங்க சேர்ந்து இருந்ததின் பலனாக ஒரு ஆண் மகனை அன்னைக்கே பெற்றெடுக்கிறாங்க சத்தியவதி அவங்க தான் யார் அப்படின்னா அந்த சின்ன குழந்த தான் யார் அப்படின்னா வியாசர் அந்த வியாசர் அப்படின்ற சிறுவன் வந்து பிறக்கும் போது ரொம்ப கருமை நிறத்தில் இருந்ததுனால அவருக்கு கிருஷ்ணா அப்படின்ற பேரும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு தீவில் பிறந்ததுனால அவர் வந்து துவைபாயனார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வியாசர் அப்படின்ற சிறுவனுக்கு இன்னொரு பேரும் இருக்குது அப்படின்னா கிருஷ்ண துவைபாயனார் அப்படின்ற பேரும் இருக்குது பின்னால் அவர் இந்த வேதத்தை எழுதினனால வேதவியாசர் அப்படின்னு சொல்லப்படுறார் இதுதான் மிகப்பெரிய இல இதிகாசமான மகாபாரதத்தை எழுதிய வியாச முனிவரின் பிறந்த கதை மிகச்சிறிய பின்புணத்திலிருந்து வந்து இவ்வளோ பெரிய இதிகாசத்தை எழுதி உலக மக்களுக்கே ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துருக்கார் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னா நம்முடைய பின்புலம் சிறியதாக இருந்தாலும் நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்மளோட பங்கு இந்த உலகத்துக்கு மிகப்பெரியதாக இருக்கும் நம்மளோட சாதனை வந்து அளவிட முடியாததாக இருக்கும் அப்படின்றது தான் வியாசர் தன் பிறப்பின் மூலம் உலகுக்கு எடுத்துரைத்தது இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா இவ்வளோ நாள் வந்து நம்ம மகாபாரதத்தை எழுதியது வேதவியாசர் வேதவியாசர்னு நினச்சிட்டே இருந்தோம் ஆனால் உண்மையில் மகாபாரதத்தை எழுதியது வேதவியாசர் இல்லை அவர் இந்த கதையை உருவாக்குனது இதோடைய எழுத்து எண்ணம் எல்லாமே இவருடையது ஆனால் எழுத்து வந்து இவரோடது கிடையாது இவர் சொல்ல சொல்ல வேற ஒருத்தர் தான் எழுதியிருக்காரு அது யாருன்ற கதையை நம்ம இப்போ பார்க்கலாம் இவ்வளோ பெரிய ஒரு இதிகாசமான மகாபாரதத்தை இவர் வந்து இவர் இந்த மகாபாரதத்தின் கருவை வந்து தன்னுடைய எண்ணத்தில் கொண்டு வந்தவர் வேதவியாசர் இதை வந்து ஒரு நூல் வடிவில் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு ஆனால் இதை இவரே எழுதுனா சில பிழைகள் வருமோ அப்படின்னு அவருக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்கிறனால அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா யாராவது நம்ம சொல்ல சொல்ல எழுதுனா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கும் போதே டக்குன்னு அவர் மைண்டில் வர்றது யார் அப்படின்னா நம்ம பிரம்மதேவர் அதனால் பிரம்மதேவரை நோக்கி தவம் இருக்கிறாரு ரொம்ப கடுமையான தவம் இருக்கிறாரு இந்த தவத்தின் பயனாக என்ன ஆகுது அப்படின்னா நம்ம பிரம்மதேவர் வந்து வேதவியாசர் முன்னாடி தோன்றி எதுக்கு என்னை நோக்கி இவ்வளோ கடுமையாக தவம் இருந்த அப்படின்னு கேட்கும்போது வேதவியாசர் வந்து அவரோட ஆசையை சொல்கிறார் இந்த மாதிரி நான் ஒரு ஒரு நூல் எழுதலான் இருக்கேன் இது வந்து அப்போது இதிகாசமாக வரும்னு அவருக்கு தெரியாது நான் இந்த மாதிரி ஒரு இந்த கதையை வச்சு இந்த மாதிரி ஒரு பெரிய நூல் எழுதலான் இருக்கேன் ஆனால் எனக்கு நான் சொல்ல சொல்ல எழுதுறதுக்கு ஒரு ஆள் வேணும் இதை நினச்சோன்னே எனக்கு உங்கள் ஞாபகம் தான் வந்தது அதனால தான் உங்களை நோக்கி கடும் தவம் செய்தேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே பிரம்மதேவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வந்து விநாயகரை நோக்கி தவம் இருங்க உங்கள் ஆசையை உங்கள் எண்ணத்தை வந்து அவர் நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நம்ம வேதவியாசனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு விநாயகரை நோக்கி கடும் தவம் பண்ணுறாரு கடும் தவத்தின் பயனாக விநாயகரும் வேதவியாசர் முன்னாடி வந்து எதுக்கு என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது திருப்பி அவரோட ஆசையை வந்து நம்ம கணபதி கிட்ட சொல்கிறாரு கணபதியும் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு ஓகே எழுதிடலாம் நான் எழுத தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஆனால் விநாயகர் வந்து வேதவியாசருக்கு ஒரு நிபந்தனை சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் சொல்ல சொல்ல எழுதுறதுக்கு நான் தயாராக இருக்கேன் ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாக சொல்லணும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் இடையில நிறுத்தக்கூடாது தங்கு தடை இல்லாமல் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த நிபந்தனையை வேதவியாசர் ஒத்துக்கிறாரு பதிலுக்கு அவரும் வேதவியாசரும் நம்ம விநாயகருக்கு ஒரு நிபந்தனை சொல்கிறாரு என்ன அப்படின்னா நான் சொல்ல சொல்ல நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக எவ்வளோ விரைவாக எழுத முடியுமோ அவ்வளோ விரைவாக நான் சொல்ல சொல்ல நீங்கள் எழுதணும் ஆனால் பொருள் உணர்ந்து எழுதணும் அப்படின்னு சொல்கிறாரு விநாயகரும் இதுக்கு சரின்னு சொல்லிடுறாரு இரண்டு பேரும் ஒத்துக்கிட்டதுனால ரெண்டு பேரும் ஒரு நல்ல நாளில் பூஜைகள் யாகங்கள்லாம் செஞ்சு முறப்படி செஞ்சு அந்த நூலை வந்து ஆரம்பிக்கிறாங்க வேதவியாசர் தன்னோட கதையை வந்து தொடர்ச்சியாக சொல்ல ஆரம்பிக்கிறாரு மடை திறந்த வெள்ளம் போல் வந்து வியாசர் சொல்கிறாரு அதுக்கு சிறிதும் சளைக்காமல் வியா நம்ம விநாயக பெருமானும் ரொம்ப வேகமாக எழுதிக்கிட்டே இருக்கார் பொருள் உணர்ந்து எழுதுகிறாரு அதில் அதுதான் அதில் சிறப்பு அப்படி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைக்காமல் இருக்கும்போது ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா விநாயகரோட எழுத்தாணி கூர்மழுங்கி போகுது விநாயகருக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை ஒரு ஒரு நொடி பொழுது யோசிச்சுட்டு தன்னோட வலது தந்தத்தை உடச்சி அதை எழுத்தாணியாக பயன்படுத்தி எழுத ஆரம்பிச்சிட்டார் இப்படிப்பட்ட பெருங்காவியத்தை விநாயகர் எழுதினார் அப்படின்றதே ஒரு சிறப்பு அவர் தன்னோட தந்தத்தை உடச்சி எழுத்தாணியாக உபயோகித்து எழுதினாருன்றது மிகப்பெரிய சிறப்பு இது பல பேருக்கு தெரியாத உண்மை ஸோ இப்படிப்பட்ட மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த மகாபாரத காவியம் வந்து உருவாகுது இதை வந்து வேதவியாசர் அவரோட புத்திரரான சுகருக்கு முதல்ல கற்றுக் கொடுக்குறாரு அப்புறம் அவரோட சிஷ்யர்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுக்குறாரு அப்புறம் நான் நம்ம நாரதர் வந்து வேதவியாசர் வந்து கற்றுக்குறாரு அவர் கற்றுக்கிட்டு போய் தேவர்களுக்கெல்லாம் உபதேசிக்கிறார் இந்த மாதிரி இந்த வகையில் தான் மகாபாரதம் எழுதப்பட்டுச்சு உலகம் முழுதாக பரவுச்சு அதோட வரலாறு தான் இது இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகள் வந்து இந்த மகாபாரதத்தில் இருக்குது நம்ம சிறு சிறு வடிவில் கொடுக்கணும் அப்படின்றதுனால இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மகாபாரதத்துடைய கதாபாத்திரங்கள் அதாவது பாண்டவர்கள் கௌரவர்கள் யார் யார் அவங்க பேர் என்ன இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் கங்காதேவி கங்கை ஆறு வந்து மிக புனிதமான ஆறு ஆனால் இந்த மகாபாரதத்தில் கங்காதேவியை வந்து ஒரு பெண்ணாக உருவகித்து வேதவியாசர் எழுதியிருக்காரு கங்காதேவியை பற்றி என்ன எழுதியிருக்காரு அவங்களுடைய திருமணம் எப்படி நடந்தது அவங்களும் அவங்க கணவனும் சந்தோஷமாக வாழ்ந்தாங்களா பிரிஞ்சாங்களா அப்படி பிரிஞ்சிருந்தா வேற யாரை கல்யாணம் பண்ணாங்க அப்படின்ற சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் உங்கள் தொடர்ந்த நல் ஆதரவை தருவீங்கன்ற நம்பிக்கையில் உங்கள் ஓம் ஷி ஓம் சேனல் நான் உங்கள் சித்ரா நன்றி வணக்கம் ஓம் ஷி ஓம்